ஆ அது பரவாயில்லண்ணா அவங்க வீல வச்சோன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரோல்லாம் பண்ணக்கூடாது அவங்க ஒரு கருத்து கூட சொல்ல வரலாம் அஜித் சாரோட படம் பார்த்தீங்கன்னா விவேகம் வீரம் இப்போ விடாமுயற்சி அவங்க ஏதோ அதுலேருந்து ஒரு கன்வே பண்ண வராங்க அது ஒன்றும் தப்பில்லைல்ல வீல வைக்கலாம்